ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நான் இன்ஜினியரிங் முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு மேலே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பிக்கிறேன் வேலை தேடுறேன் தேடுறேன் தேடுறேன் தேடுறேன் கிடைக்கவே இல்லை அந்த நேரத்தில் வந்து ரொம்ப விரக்தியாக இருக்கும் வேதனையாக இருக்கும் கவலையாக இருக்கும் நம்ம நிஜமாகவே இன்ஜினியர் தானா நமக்கு மட்டும் வேலையே கிடைக்கல நம்ம கிளாஸில் எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடச்சிக்கிட்டே இருக்குது நமக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது நமக்கு திறமையே இல்லையா நமக்கு மூளையே கிடையாதா அப்படின்னு எப்போவுமே என்னென்னா தாழ்வாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு முறை இன்டர்வியூ போய் தோல்வி அடையும் போது அந்த இரவு நேரங்களில் ரேடியோவில் அப்போ அந்த காலகட்டத்தில் இரவு நேரங்களில் நீங்கள் ரேடியோ போட்டிங்கனாலே பெரும்பாலும் சோக பாடல்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை நான் விரும்பி கேட்பேன் ஏன்னா நமக்கு ஒரு சோகம் ஏற்படும் போது நாம் ஒரு தாழ்வாக நினைக்கும் போது இயல்பாகவே நம்ம அந்த சோக பாடல்களை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும் ஸோ அதை நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் தினமும் இதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் கடைசியாக ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் எனக்கு வேலை கிடச்சிது அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி இதை பற்றிலாம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஏன் இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சோக பாடல்கள் நான் நிறைய கேட்டேன் எனக்குள்ளே அந்த வருத்தம் வரும்போது எனக்குள்ளே அந்த கவலை வரும்போது உடனடியாக நான் ரேடியோ ஆன் பண்ணி அந்த சோக பாடல்கள் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் தொடர்ந்து இந்த சோக பாடல்கள் கேட்கும்போது என்ன நடக்கும்னா சோகம் போகாது சோகம் இன்னும் அதிகரிக்கும் அந்த சோகத்துக்குள்ளே நம்ம இன்னும் ஆழமாக போவோம் மனசு இன்னும் வலிக்கும் அப்போ பிரபஞ்சம் என்ன நினைக்கும் இவன் சோக பாடல்கள் நிறைய கேட்குறான் சோகத்திலேயே நிறைய நேரம் இருக்க ஆசைப்படுறான் அப்படின்னு நினச்சி பிரபஞ்சம் திரும்ப திரும்ப திரும்ப சோகத்தை தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால தானே எனக்கு வந்து காலதாமதமாச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுல வேலை கிடைக்க எனவே இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சோக பாடல்கள் கேட்கறதுனால உங்களோட சோகம் விலகாது சோக பாடல்கள் கேட்கறதுனால உங்கள் சோகம் அதிகரிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சோகம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் எல்லாமே வந்து ஒரு ரூட் காசுன்னு ஒன்று இருக்கும்ல ஏதோ ஒரு காரணமாகத்தான் உங்களுக்கு சோகம் வருது எனவே அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்போ தான் அந்த சோகம் உங்களை விட்டு நீங்கும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதை விட்டுட்டு எனக்கு சோகம் ஏற்பட்டுருச்சு நான் நினச்சது நடக்கலை எனக்கு வேதனையாக இருக்குது எனக்கு விரக்தியாக இருக்குது அப்படின்னு அந்த சோகத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் ஆழமாக போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே சோகமாகவே இருக்குங்க வாழ்க்கை அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும் இந்த சோகத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளில வர முடியாது அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கவலைப்படுவீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் அந்த சோகமான மைண்ட் செட்டுக்கு போயிடுவீங்க எதுக்கு எடுத்தாலும் அந்த சோகமான பாடல்கள் நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் தேவையா எனவே சோக பாடல்களை முற்றிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க வேறு வழியே இல்லை இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் நான் நல்லதை மட்டுமே கேட்கிறேன் நான்